ஹே காய்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக தமிழ்நாடு பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க அது ஸ்பைடர்மேன் படத்தில் டிசி ரெஃபரன்ஸா அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு டிசி ரெஃபரன்ஸ் இருக்குது அதுலேயும் சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ்னு கிட்டத்தட்ட மூணு இருக்குது ஓகே பிரேக் டவுன் பண்ணிடலாமா DC reference in Spiderman one இந்த மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு டிசி ரெஃபரன்ஸ் இருக்குது அது எங்கன்னா நம்ம பீட பார்க்க ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணுறாருல அவர் பஸ் பின்னாடி ஓடி வந்தால் கூட பஸ் டிரைவர் ஸ்டாப் பண்ண போடுவார் பஸ் ஜேன்னு சொல்லுக்கப்புறம் பஸ்ஸு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நம்ம பீட்டர் பஸ்க்குள்ள என்ட்ரி பஸ்ஸோட டாப் பேனல் நோட் பண்ணி பாருங்களேன் அதோட அவர் லெஃப்ட் நோட் பண்ணி பாருங்கள் பீட்டர் பார்க்க வரும்போது என்ன எதிர்க்கு தெரியுதா இந்த வெயின் எனக்கு காய்ச்சி உங்களுக்கு தெளிவாக தெரியுது தெரியல ரிசூவ் பண்ணி காட்டுறேன் நல்லா பாருங்கள் வெயின் இந்த ப்ரூஸ் வெயின் இது நம்ம பேட் ஃபேனுக்கான ரெஃபரன்ஸ் தான் எதுக்கு இந்த பேட்மேன் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் பேட்மேன் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஐடென்டி சீக்கிரட்டாக வச்சிருப்பாங்க இதாகிட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு ஒருவேளை இந்த சிமிலாரிட்டிக்கு தான் இதில் அவர் ஒரு பேரை டீஸ் பண்ணியிருக்காங்க போலக்கு நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எதாவது சூப்பர்மேன் அண்ட் சசாம் இவங்க ரெண்டு பேரும் எங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம பீட்டை பார்க்க ஃபஸ்ட் டைம் எப்போடும் போது அவர் எப்படி எப்போன்னு தெரியாது அதனால் அவர் சில டைலாக்லாம் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஃப்ளைன்னு சொல்லுவார் நெக்ஸ்ட் வந்து அப்பப் அண்ட் அவே வெப்னு சொல்லுவார் இது டேரக்டாக நம்ம சூப்பர்மேனை ரெஃபரன்ஸ் பண்ணுது இது நேரத்தில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இன்னும் இன்னும் ரெண்டு இடத்துல இன்னும் சூப்பர் மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பீட்டர் பாக் டேரக்டாகவே சசாம்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் இது உங்களுக்கே தெரியுது டேரெக்டாகவே நம்ம சசாமை ட்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தம் இது மட்டும் இல்லை சூப்பர் மேனை மட்டும் கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் ட்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ரெண்டு டைம் வந்து சீக்ரெட்டாக ட்ரீஸ் பண்ணியிருப்பாங்க தேர்ட் டைம் வந்து அவங்க டேரக்டாக சூப்பர் மேனே சொல்லியிருப்பாங்க செகண்ட் டைம் சூப்பர் மேன் எங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த படத்தோட மிட் சீனில் அதாவது கிரீன் கோவில் என்ட்ரி வரல சும்மா இருக்காத பம்கின் வாங்க வச்சு எல்லோரும் அட்டாக் பண்ணியிருப்பாரு அந்த டைமில் பீட்டர் பார்க்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தருவார் பீட்டர் பார்க்க டூ ஸ்பைடர் மானா இந்த சீனை பார்த்து நம்மளுக்கு ஒரு கூஸ் ஃபம்ஸாக இருக்கும் ஆக்சுவலி இது யார் ரெஃபரன்ஸ் சூப்பர் மேன் ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் ஒரு எயிட்டி நைன்டிஸ் கிட்ட தெரியும் கடுமையான சூப்பர் மேனை பார்த்துருப்பீங்க அதாவது கிறிஸ்டபர் ரீ அவர் நடிச்ச சூப்பர் மேன் படத்தில் இது ஒரு ஐக்கானிக் சீனாக இருக்கும் நம்ம எப்படி இப்போது நம்ம என்ட்ரிக்கு சூப்பர் மேனாக பர்ஃபெக்ட் கேஸ்டிங்கோ அதே மாதிரி அந்த டைமில் வந்து கிறிஸ்டபர் ரீ தான் பக்கமான கேஸ்டிங் அந்த டைமு நீங்களே சொல்லுங்க யார் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் அது வந்து ரெண்டு பேரே தான் எத்தனை Superman live action movie இவங்க ரெண்டு பேர் தவிர யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியாது எவ்வளோ ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் மேனாக இருப்பாங்க மற்ற ஆக்டர்ஸ் அந்த அப்பா சொல்ல அந்த உரிமை எனக்கு கிடையாது சாரி பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் சொல்கிறேன் எப்படி மாரோவில் டோனி ஸ்டார் கேரக்டர் ஆர்டிஜே தவிர யாரும் பண்ண முடியாதோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் சூப்பர் மேனு யாராலும் ரீகேஸ்ட் பண்ண முடியாது ஓகே கண்டென்ட்டுக்குள்ளே வரான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெஃபரன்ஸ் தான் நமக்கு சூப்பர் மேன் வந்து க்ரீன் கப்ளி வந்து ஆண்ட்மே அட்டாக் பண்ணிட்டு அப்புறமா ஆண்ட்மே ஒரு மாதிரி பயம் வந்துடும் அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்க தான் ஆண்ட்மே பார்த்துப்பாரு இந்த இடத்துலனா ஆண்ட்மேஸோட நல்ல நோட் பண்ணி பாருங்கள் டேரெக்டாகவே சூப்பர் மேனை டீஸ் பண்ணியிருப்பாங்க மே வந்து பீட்டர் பார்க்க பார்த்து சொல்லுவாங்க இதை உங்கள் காலேஜாக வந்து வேலையை பார்த்துக்கோப்பா இன்னும் சூப்பர் மேன் கிடையாது எல்லா வேலையும் ஒன்றா செய்யத்துக்குன்னு அதுவே பீட்டர் பார்க்க சிரிச்சிருப்பாரு you too too much college job job, all time time with me. You're okay guys ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் டிசி ரெஃபரன்ஸ் கவர் பண்ணிட்டேன் கிட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்பயே பார்த்துங்க நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் டிசி ரெஃபரன்ஸ் கிட்ட அஞ்சு வச்சுருக்காங்க என்னால் முடிஞ்ச கவர் பண்ணிக்கிற காய்ஸ் வீடு முடிஞ்ச லைக் போடுங்க வெறும் த்ரீ மினிட்ஸ் வீடியோ தான் ஏதாச்சும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காய்ஸ் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே காஸ் உங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல தரமான வீடியோ சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட் டிசி வேணாம் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ We'll